ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நெய்வேலி அபி மோட்டர்ஸ் வந்திருக்கோம் Royal Enfield new Royal Enfield launch பண்ணியிருக்காங்க அது வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலான்னு வந்திருக்கோம் வாங்க வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெளியிலேயே நிறைய ராயல் என்ஃபீல்ட்ஸ் நிறுத்திருக்காங்க இது எல்லாமே ரெண்டுமே ஓல்டு எடிஷன் ப்ளஸ் மீட்டியார் இந்த வெஹிக்கிள் தான் two thousand twenty one next generation Royal Enfield vehicle side ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ஓல்டர் கிளாசிக் uh, மாதிரியே இருக்குது பட் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்னென்னு கேட்டு ரொம்ப நாள் கழிச்சு வெஹிக்கிள் மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறோம் என்ன ஒரு விஷயம்னா வந்து எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு நான் இப்போ வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு லாஸ்ட் டூ மந்த்ஸாக எக்ஸாம் எக்ஸாம் முடித்தோடனே நேராக இன்டர்ன்ஷிப் ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒரே டென்ஸ்ட் ஆகிடுச்சு சேனல் வீடியோஸ் நிறையா பண்ண முடியும் வீடியோஸ் இப்போ எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா கார் வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் ஆடியோ கொடுத்து அந்த மாதிரி தான் எடிட் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் ஆறாவது வீடியோ ஆறாம் மட்டும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நைன் டுவெண்ட்டி அதுக்கு சார் இந்த வீடியோஸ் எல்லாமே பெண்டிங் இருக்குது இப்போ நான் இன்றைக்கி இன்டர்ன்ஷிப் இருக்க ஃபீல்ட் பார்த்திங்கன்னா வெயிங் இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு நியூவான நாலேஜ் கெயின் இருக்கேன் ப்ளஸ் சைட் பை சைடாக வந்து ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா nine to five side by சைடாக தான் ரிவ்யூ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் சாட்டர்டே சண்டேன்றதுனால இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறோம் mostly videos one week once post பண்ணலான்னு ஐடியா பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் தெரியல ஃபியூச்சரில் பார்க்கலாம் Royal Enfield major changes three ஃபிஃப்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் சேசஸ் ப்ளஸ் வந்து டிசைன் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து five variants with eleven colour options வருது ஹையர் எண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரோம் அதுதான் வந்து ஹையர் எண்டுன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த வெஹிக்கிளோட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருன்றது வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டி இது வரைக்கும் நம்ம பெட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளிங்கிங் மட்டும்தான் இருக்கும் டேங்க் எம்டி ஆச்சுன்னா இதில் வந்து tank capacity lower to higher வரைக்கும் எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இன்ஜின்ஸ் வந்து நம்ம மீட்டியார்லேயே பார்த்துருந்த மாதிரி அதே மாதிரி இன்ஜின்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் அந்த மோல்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜே சீரீஸ் இன்ஜின் இது ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய எயிட்டீன் இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் டிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜாக கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ் எல்லாமே ஷார்ட் பேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஷார்ட் பேரிங்ஸ் வந்து எதுக்குன்னா ஈவன் நம்ம வந்து ஹையர் கியர்ஸில் uh, வந்து லோ ஸ்பீட்ஸில் வந்து வெஹிக்கல் ட்ரைவ் பண்ணலாம் புல்லிங் டார்க் வந்து வெஹிக்கலில் சூப்பராக இருக்கும் நார்மலாகவே புல்லட்ஸில் சூப்பராக இருக்கும் இந்த வெஹிக்கல் ஓல்டர் எடிஷனுக்கும் நியூயர் எடிஷனுக்கும் புல்லிங் கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஒய்டான ஹேண்டில் பாஸ் இது வந்து சாலிடாக வந்து நம்ம ஓல்டு த்ரீ ஃபிஃப்டி ரைட் பண்ண அந்த ஃபீலே கொடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டியில் கொடுத்துருக்க மாதிரியே டயல் டைப் கீஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த சைடும் வந்து ஹெட்லைட் ஆப்ஷன்ஸும் டயல் டைப்ஸில் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ் ஹாரன் வந்து நார்மல் ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட பிரேக்ஸ் அண்ட் கிளச்சஸ் எல்லாமே வந்து மெட்டல் க்ரோம் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க என்ஃபீல்டோட நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஆப்ஷன் ஏபிஎஸ் ப்ளஸ் வந்து neutral indicators and highlight indicator options எல்லாம் கொடுத்துருக்காங்க இது கீழே இருக்கிறது தான் வந்து இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இது பண்ணிடுது டினோட் பண்ணிடுது ப்ளஸ் வந்து வீக் டைமிங் ஏஎம்ஆர் பிஎம் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிடுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் பேட்சிங் போட்டிருக்காங்க பட் வந்து இது ஆனால் பேட்சிங் கிடையாது இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மீட்டியரில் இருக்கிற மாதிரி tripper navigation option make it your சாய்ஸில் போயிட்டு நம்ம வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் ஆப்ஷனை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் வந்து அவங்க ட்ரிப்பர் நேவிகேஷன் இதில் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து நார்மல் வெஹிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நியூவான இன்ஜின் செக்மெண்ட் இன்ஜின் செக்மெண்ட்டில் வந்து த்ரீ ஃபிஃப்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மீடியா த்ரீ ஃபிஃப்டியில் இருக்க மாதிரி ஹெட் வந்து மோல்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதோட சிசி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிசி இதோட பிஹெச்பி வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் டூ பிஹெச்பியில் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம்மில் அச்சீவ் பண்ணுது இதோட நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா twenty seven newton metres of torque இதோட இன்ஜின் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா single cylinder fuel injected air cooled and oil cooled system இது வெஹிக்கல் ஓல்டர் எடிஷனோட நியூயர் எடிஷன்ஸில் வந்து டிஸ்க் பிளேட் கொஞ்சம் லார்ஜராக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா பைரி கேலிபர் டிஸ்க் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப சூப்பரான இப்போ இந்த வெஹிக்கிளை நம்ம வந்து ஒரு ஒன் டே ஃபுல்லாக ரைட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜின் வந்து ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீ இன்ஜின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளுக்கும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ட்ரைவ் டிரைவிங்கும் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரைவ் பண்ணலாம் பில்லியன்ஸோட ரைடிங்காக இருக்கட்டும் அதுவும் வந்து ட்ராவலிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணும்போது வெல் ரிலாக்ஸ்டாக இருக்குது ப்ளஸ் வந்து இது ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பற்றி சொல்லி ஆகணும் நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு சொல்லியிருந்தேன் மற்ற வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி இல்லை டூ ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் தான் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு டூ செவன்ட்டி எம்எம் கிட்ட கொடுத்துருக்காங்க இது இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் இருக்கிறதுலே பெரிய டிஸ்க் பிரேக் ப்ளஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நாங்கள் ட்ரைவ் பண்ணும்போது வந்து சடனாக ஒரு கட் அண்ட் யூட்டன் ஒன்று இது பண்ணி பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வெஹிக்கிளோட வெயிட் வந்து ஃபீல் ஆச்சு அது ஏன்னா வந்து ஓல்டர் எடிஷன்ஸில் வந்து ஹாஃப் கட் தான் கொடுத்துருப்பாங்க ஃபோர்க்கு இப்போ வந்து ஃபுல் கட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கட் பண்ணும் மட்டும் லைட்டாக வெயிட் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது இதோட சேசிஸ் பார்த்தீங்கன்னா ட்வின் டவுன் டியூப்ன்ற சேசிஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த சேசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இருந்து கீழே வந்து ரெண்டு பைப் மாதிரி வரும் அதில் வந்து இன்ஜின் மேனேஜ்மெண்ட் வெயிட்டை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு லாங் ட்ரைவ் ப்ளஸ் வந்து இதில் வந்து இன்னொரு ஹைலைட் என்னென்னா வைப்ரேஷன் இருக்காது இந்த சேசிஸில் வந்து இன்ஜின் கரெக்டாக நான் ப்ளேஸ் ஆகிடுச்சு ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் நம்ம லாங் டிரைவ் போகிறதுக்கு ரொம்ப சூப்பர் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது